அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம க்ரூட் ஆயில்ல ஒன் மினிட் சார்ட் பார்க்குறோம் இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா ஜூலை எயிட்டீன் ஸோ இந்த சார்ட்ல எவ்ரி டே டுவெல் பிஎம்க்கு அப்புறம் என்ன மாதிரி கால் வருதுன்றதை அப்சர்வ் பண்ணுவோம் ஸோ இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் பிரேக் அவுட் பண்ண ட்ரை பண்ணி அதுக்கு மார்க்கெட் அந்த ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போயிட்டு இருக்கு so morning market complete avoid பண்ணிட்டு ஒரு ஆஃப்டர்நூன் மேலே என்ன கால் வருதோ அதுதான் ரொம்ப நம்ம நல்லா அப்சர்வ் பண்ணி ட்ரேடிங் வந்து பண்ணுறோம் அந்த சார்ட்ல என்ன மாதிரி வருதுன்ட்டு ஸோ இப்போதைக்கு பை காலில் போயிட்டு இருக்கு ஸோ நமக்கு நெக்ஸ்ட் கால் வந்தால் செல் கால் தான் வரும் அது எப்போ வருதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் மேலே ஆகுது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்லா எயிட் தௌசண்ட் மேலே பிரேக் அவுட் பண்ணி மேலே தான் ட்ரேடிங் போச்சு பட் ஆனால் மார்க்கெட் ரொம்ப ட்ரேட் பண்ண முடியல அங்கேருந்து ஃபுல்லாக ஒரு டவுனில் இறங்க ஆரம்பிக்குது எயிட் தௌசண்ட் கீழே வருது இப்போ அதில் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் அப்புறம் பாருங்கள் ஒரு கண்டினியூஸாக ஒரு லாஸ்ட் ஒரு டென் கேண்டில் டவுனில் இறங்கிக்கிட்டே வந்ததில் டவுன் செட் பிரேக் அவுட் அந்த டவுன் செட் பிரேக் அவுட்ன்றனால நமக்கு செல் காலாக சேஞ்ச் ஆகிட்டு நீங்கள் இப்போ க்ரூட் ஆயில் செல் பண்ணலாம் அப்படின்ட்டு ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒயிட் கலர் லைன் இருக்குல்ல அதான் என்ட்ரி பாயிண்ட் லைனாக வந்திருக்கு கீழே இருக்க ரெண்டு red colour line target line மேலே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப்லாஸ் லைன் நமக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் டாரட்டுக்கும் ஒரு சேஃப் ட்ரேட் பண்ணுறக்காண்டி ஃபஸ்ட் டாரட் சொல்கிறேன் ஸோ இதில் என்ட்ரி பாயிண்ட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து டுவெண்ட்டி பாயிண்ட் நீங்கள் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் மார்க்கெட் நல்லா மூவ் பண்ணுது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் செகண்ட் டாரட் கூட எய்ம் பண்ணலாம் அது ஃபார்ட்டி பாயிண்ட்ல இருக்குது ஸ்டாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் இஸ்ட் ஒன் ரேஷியோவில் ஃபஸ்ட் டாரட்டோட மேட்ச் பண்ணியிருக்கோம் ஸோ எவ்ரிடே இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லைவ் மார்க்கெட்லேயே கேண்டில் பிரேக் அவுட் ஆகும்போது எல்லாமே உங்களுக்கு கால்ஸ் வந்து இமீடியட்டாக ஜென்ரேட் பண்ணிட்டு வரும் அந்த கால்ஸை பார்த்து ட்ரேட் பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும் ஸோ இது நம்ம வந்து மார்னிங் மார்க்கெட் அவாய்ட் பண்ணிடுவோம் அதுக்கு ரீசனும் இருக்குது ஏன்னா மார்னிங் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கமாடிட்டி பெருசாக மூவ்மெண்ட் இருக்காது எப்பயுமே ஒரு டுவெல் பிஎம்க்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணல கொஞ்சம் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும் வால்யூம் ஸ்டார்ட் ஆகும் ஃபாரின் மார்க்கெட்டில் ஓப்பன் ஆகும் இப்போ கூட பாருங்கள் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் இந்த ஒன் தேர்ட்டிக்கு யூரோப்பியன் மார்க்கெட்டில் ஓப்பன் ஆயிருக்கும் ஸோ இது இன்னும் கொஞ்சம் கமாடிட்டி மார்க்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா பூஸ்ட் வந்து கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி டயத்தில் நமக்கு ஒரு என்ட்ரி கிடைக்குது நம்ம ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகி ஒரு கால் ஜெனரேட் ஆகுது அப்படின்னா நல்லா ஒர்க் அவுட் ஆகும் இல்லை அது கண்டிதான் ஏன்னா முக்காசி ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராட்டஜியாக தான் இருக்கும் பட் அப்ளை பண்ணுற டைமிங்கும் இருக்குது ரொம்ப ஸ்லோவான ஸ்டாக்கில் அப்ளை பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகாது ரொம்ப மோசமான டைமிங்கில் போயிட்டு நம்ம ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகாது எப்பயுமே வந்து நல்ல டைமிங்கில் அப்லோட் பண்ணும்போதே நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் ஸோ அப்படி தான் நமக்கு நல்ல ஒரு டைமிங்கில் இப்போ ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் அப்புறம் செல் கால் வந்திருக்கு வந்திருக்க இந்த கால் டுவெண்ட்டி பாயிண்ட் எப்படி பிரேக் அவுட் பண்ணுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஓ கிளாக் ஆக போது நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆனது ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா செல்லிங் ரேஞ்சிலே ட்ரேடிங் போனது டவுன் சைடு இறங்க ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் ஒரு ஒன் ஃபிஃப்டி செவனுக்கு மார்க்கெட் நல்ல டவுன் செவன் நைன் சிக்ஸ் ஃபைவ்லேருந்து செவன் நைன் ஃபோர் நைன் வரைக்கும் மார்க்கெட் டவுனில் வந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ டூ ஓ கிளாக் பாருங்கள் நமக்கு ஃபஸ்ட் டாரட் பிரேக் அவுட் ஆயிருக்கு ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்கன்னா நல்லா ஃபஸ்ட் டாரட் ரேஞ்சை பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இந்த மாதிரி ஒரு டூல் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் இருந்துச்சு அப்படின்னா நல்லா ட்ரெண்டை பார்த்துட்டு நீங்கள் ஓன் ட்ரேடே பண்ணிக்குவீங்க இல்லை இதில் வர ட்ரெண்டை மட்டுமே யூஸ் பண்ணி என்னால் என் ஸ்ட்ராட்டஜி வச்சு ட்ரேட் பண்ண முடியும்னாலும் இது ஒரு சப்போர்ட்டிங் டூலாக வச்சுக்கிட்டு நீங்கள் ஓன் ட்ரேட் பண்ணுறனால பண்ணுறதுனாலும் பண்ணிக்க முடியும் இல்லை இருந்தால் இதில் வர கால்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இந்த சார்ட் உங்களுக்கு வேணும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ